நற்றிணையின் வெற்றிப்படிகள் என் பெயர் ரோஷன் நான் அவலடி மெட்ரிஷியன் ஸ்கூல் படிக்கிறேன் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு மரம் வெட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம் அவர் ரொம்ப நேர்மையானவராம் அவர் இன்னொரு மரம் ஒரு அதே ஊர்ல இன்னொரு மரம் வெட்டி வாழ்ந்துட்டு வந்தாராம் அவங்க ரொம்ப சோம்பேறியாம் ஒரு நாள் அந்த மரம் வெட்டி வந்து மரம் வெட்டிக்கிட்டு போது அது தண்ணி கவர்த்துதான் அதனால பக்கத்துல இது ஏரி இருக்கிறதுனால அவங்க போய் தண்ணி குடிச்சாராம் அவர் தண்ணி குடிச்சுட்டு ஏறிச்சிக்கும் போது அவரோட கோடாலி வந்து தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான் அவர் ரொம்ப அதுதாராம் ஏன்னா அவர்கிட்ட புது மரம் வெட்டி வாங்க காசே இல்லையாம் அது அந்த ஏரிக்குள்ள இருந்து சாமி வெளியே வந்தாங்களாம் அவங்க அவங்க வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்களாம் அந்த அங்கிள் வந்து என் கோடாளி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு சொன்னாராம் அந்த சாமி வந்து திருப்பி தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு தங்க கோடாளிக்கு வந்து காமிச்சாங்களாம் இதுவா வந்து கேட்டாங்களாம் அந்த அங்கிள் இல்லைன்னு சொன்னாராம் திருப்பி தண்ணிக்குள்ளே போய் ஒரு வெள்ளி கோடாலி எடுத்து வந்து காமிச்சுக்கோங்க அதுவோ இல்லை சொன்னாராம் திருப்பி ஒரு சாதாரண கொடாலி எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டி காமிச்சாங்களாம் அதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அந்த சாமி அவர் நேர்மையை பார்த்து அவருக்கு மூணு மரவெட்டியே பரிசாக கொடுத்துட்டாங்களாம் அந்த இன்னொரு மரவெட்டி வந்து மரட்டாண்ட ஒஞ்சுக்கிட்டு பார்த்து இருந்தாராம் அவர் அவரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அவர் கோடாலி கொடாலியை வேறு முத்துமே தண்ணிக்குள்ள போட்டாராம் திருப்பி சாமி வெளியே வந்துச்சா நீ ஏன் ஒரே கேட்டாங்களாம் என் கோடாலி வந்து உள்ள இருந்துச்சு சொன்னாங்கண்ணா சாமி வந்து தங்க கோடாலி எடுத்துட்டு வந்து காய்ச்சாங்களாம் அதுதான் அவர் இது சொன்னாங்க வெளி கோடாலி எடுத்துட்டு வந்து காய்ச்சாங்களாம் அதுதான் அவர் இது சொன்னாராம் சாதாரண கோடாலி கிளம்பும்போது இல்லை சொல்லிட்டாரு அந்த அங்கிளோட பேராசர் அந்த சாமி பிடிக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது சொல்லிட்டு கடை தண்ணிக்குள்ளேயே போயிட்டாங்கண்ணா அந்த அங்கிள் நேர்மையாக இருந்ததுனால அந்த சாமியை உங்களுக்கு பரிசு கொடுத்தது நம்மளும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் நேர்மையா இருக்கணும் தேங்க்யூ நச்சினை சேனல்